நம்ம சேனலில் பிக் பாஸ் பத்தின பயோகிராஃபி எல்லாம் பார்க்குறோம் அப்படிதான் இப்பவும் பயோகிராஃபியோட வந்திருக்கு அது யாருன்ட்டு எல்லாருமே தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் கதிர் இப்போ எங்க பார்த்தாலும் இவர் தான் என்னோட கிரஷ் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்காரு ஏன் மகேஸ்வரி கூட இவர் தான் என்னுடைய கிரஷ் எல்லாம் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மனுஷனுக்கே இப்போ ஆப்பு வைக்கிற வகையில தான் அவரையும் நாமினேஷன் லிஸ்ட்ல தள்ளியிருக்காங்க ஸோ விஜய் கதிரவன் யாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவரை பத்தின பர்சனல் டீடைல்ஸ் அவரை எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கெரியர் ஓரியன்டாவே அவர் பேசியிருக்காரு இருந்தாலுமே அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆகலன்னு சொல்றாங்க ஆயிடுச்சா இல்லையான்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விஜய் கதிரவன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவர் எப்படி ரியோ சன் மியூசிக்ல ஒரு டாப் லெவல்ல இருந்தாரோ அங்க ஒரு சன் மியூசிக்கோட செல்ல பிள்ளையா தான் அவர் இருந்தாரு அதே மாதிரி தாங்க இப்போ விஜய் கதிரவன் அங்க இருந்திருக்காரு இவருடைய ஃபுல் நேம் விஜய் கதிரவன் அப்படின்னு தெரியும் ஆனா அவருக்கு இன்னொரு ஃபுல் நேமும் இருக்காங்க புர்வாஜ் கதிரவன் இவங்களுடைய அப்பாவை பத்தி அவர் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணதில்ல அம்மா அம்மா தான் சொல்லியிருக்காரு அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க அப்பா ஒரு டெபுட்டி கமிஷனரா இருந்திருக்காரு கொல்கத்தால இங்க இல்லாத காரணத்தினாலதான் அவங்க அப்பா பத்தி இவரு அதிகமா பேசினதே கிடையாதாம் அவங்க அம்மா ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்காங்க ஒரு பையனை கண்டிப்போட பையனா தான் வளர்த்திருக்காங்க ஒரு ஜாலியான அம்மாவாவும் இருந்திருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்களாம் அதுதான் அவர் தத்துவத்தோட சொல்லியிருக்காரு அம்மா வந்து நிறைய தத்துவம்லாம் சொல்லி தருவாங்களாம் அதுதான் அவர் அவருடைய லைஃப் ஸ்டோரியில சொல்லிட்டு இருக்காரு விஜய் கதிரவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் சொல்றாங்க அவங்களுடைய அப்பா தான் கொல்கத்தாக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு இவர் இங்க சென்னையில தான் பிடெக் முடிச்சிருக்காரு இவருக்கு தேர்ட்டி பிளஸ் இயர்ஸ் ஆகுது குயின்ஸு கூட இவருடைய பேர் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஷெரினா கூட இவருடைய பேர் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அட எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு கதிரவன் சொன்னதாகவே ஒரு சில கிளிப்பிங்ஸ்ல சொல்றாங்க ஆனா அவர் எந்த இடத்துலயுமே அவருடைய பர்சனல் லைஃப பத்தி எடுத்ததே கிடையாதுங்க ஏன்னா இவர் ரொம்ப ரொம்ப ஒரு பிரைவேட் பர்சனாம் அவருக்கு என்ன பிடிக்கும் அதை மட்டும் தான் செய்வாராம் சிங்கிள் சைல்டு தானாம் இவர் அவருடைய வீட்டுல மீடியாவுடைய ஆசை சின்ன வயசுல இருந்ததுனாலதான் இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காரு இருக்காரு அதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அதனாலதான் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தான் இவருக்கு பிஜே ஆகவே வாய்ப்பு கிடைச்சு அதுக்கப்புறம் தான் இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சன் மியூசிக்ல தான் இவர் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அங்க விஜேவா லைவ் ஷோலாம் வரும்போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரே அவரோட இன்ட்ரோ வீடியோல சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி லைவ்ல ஃபேன்ஸ் கூட நல்லா உரையாடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்வர்டா இருக்கக்கூடாது அதனால ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக கொண்டு போனேன்னா ஆன் ஸ்பாட்ல ஸ்பாட்டில் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் லைவ்ல இருப்பேன்னு சொன்னேன் அது எனக்கான ஒரு தனி பாணியாக கொண்டு போயிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருப்பாரு அதனாலதான் தான் இவருடைய ஷோஸ்ல சாப்பிட்டுட்டே இருப்பாரு எப்பவுமே நிறைய பேர் அதை வச்சு கூட சொல்லுவாங்க இவருடைய ஷோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிராங்க் கால்ஸ்லாம் வரும் இப்பதான் நிறைய பிராங்க்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஆனா இவருடைய ஷோஸ்ல இவருடைய ஃபேன்ஸ்லாம் வருவாங்க குறிப்பா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க லவ்வர் பாய் அப்படின்னா செல்லமா இவரை கூப்பிடுவாங்க அந்த லவ்வர் பாய் கதிரவன் அப்படின்ற ஒரு பேர்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஐ ஐடிஸை கிரியேட் பண்ணி இவருடைய ஃபோட்டோஸ் நிறைய போஸ்டர்ஸ் இது எல்லாத்தையுமே இவருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்ல பையன் ரொம்ப காமான பையன் எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்காரு இப்படிலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரை சொல்றாங்க அதனால தான் இப்போ அவரை நாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா இவருக்கு எல்லாம் இன்னும் ஆகலைங்க ஆனா மேரேஜ் ஆன மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு சோஷியல் மீடியால வைரல் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆமாங்க என்னோடு நீ இருந்தால் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்கை இவங்க நடிச்சிருக்காங்க இதுல அமுலியா கட்டிமணி அப்படின்ற ஒருத்தவங்க கூட தான் நடிச்சிருப்பாரு அவங்க ஒரு ஆக்ட்ரஸா கூட இல்ல இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் உண்மையால மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க வீட்டை எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல தனியா வாழ்றாங்க இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் அந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது குறிப்பா கதிரவன் ப்ரோ உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் இந்த லைஃப் நீங்க ஹாப்பியா லீட் பண்ணணும் அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமா நாங்க இந்த வீடியோ பாக்குறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அஞ்சனா மணிமேகலை அங்க விஜயவா இருக்கும் போது அவங்க கூட சேர்ந்து நல்ல நாள் லூட்டி அடிச்சிருக்காருங்க இப்ப மணிமேகலை விஜய் டிவில கலக்குறாங்க இவரும் இப்போ விஜய் டிவிக்கு வந்திருக்காரு சினிமா வாய்ப்பெல்லாம் தேடும் போதுதான் இவருக்கான வாய்ப்பு இங்க பிக் பாஸ்ல கிடைச்சிருக்கு சினிமால போனா அந்த அளவுக்கு ஜொலிச்சிருப்பாரான்றது மிகப்பெரிய கேள்விதான் ஆனா பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் நோ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஷோ இவர் ஆங்கர் பண்ணுவாரு அந்த ஷோவை பாக்குறதுக்காகவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸ் ஃபன்ஸ் அப்படி வருவாங்களாங்க ஷெரீனாக்கும் இவருக்கும் நல்ல பேர் இருக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க குயின்ஸ் கிட்ட தான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைங்க அவர் எந்த இடத்துலயுமே இதை பத்தி பேசவே இல்ல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கே இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு மகேஸ்வரி எல்லார் முன்னாடியும் இவர் எனக்கு பிடிக்கும் என்னுடைய கிரஷன் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்ல ஆன்சமா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா காதல்ல விழாம இருந்ததே கிடையாது ஸ்டார்டிங்கே குயின்ஸி ஷெரீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க எண்ட் ஆஃப் த ஷோ கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ராக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும் அது என்ன ட்ராக்ன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கதிரவன் இந்த ஷோல வின் பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க